வணக்கம் ஒரே கல்லூரியில் படித்த பத்து நண்பர்கள் திறமையாக வேலை செஞ்சு பல சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த அவங்களோட ஆசிரியர் ஒருத்தர் அவரை சந்தித்து நன்றி சொல்லணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க சில வாரங்களுக்கு அப்புறம் ஆசிரியரை சந்தித்தாங்க தன் மாணவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறத கேட்டு ஆசிரியர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் எல்லாருமே மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இளைஞர் ஒருவர் இப்போ நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் இருந்தாலும் கல்லூரி காலத்தில் இருந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் இப்போ இல்லையே இந்த பிரச்சனை உங்களில் யாருக்காவது இருக்கா அப்படின்னு கேட்டார் அங்கிருந்த எல்லாருமே ஆமாம் அப்படின்னு பதில் சொன்னாங்க ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே கவலைப்பட்டாங்க திறமையாக வேலை செஞ்சு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குற தன்னுடைய மாணவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு ஆசிரியர் கவலை அடைஞ்சார் நான் உங்களுக்கு காஃபி எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் போனார் ஒரு பெரிய ஜக்கில் காஃபியும் விதவிதமான காஃபி கப்புகளையும் எடுத்துக்கிட்டு வந்தார் பிளாஸ்டிக் கப்பு கண்ணாடி கப்பு பீங்காங் கப்பு மற்றும் விலை உயர்ந்த காஃபி கப்புகளும் அதில் இருந்தது எல்லாரும் காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு ஆசிரியர் சொன்னார் முன்னாள் மாணவர்கள் காஃபி கப்பை எடுத்து காஃபியை ஊற்றி குடிக்க ஆரம்பித்தாங்க ஆசிரியர் பேச ஆரம்பித்தார் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா விலை உயர்ந்த காஃபி கப்புகளையும் பார்க்க அழகாக இருக்கும் காஃபி கப்புகளையும் மட்டும்தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க விலை குறைவான காஃபி கப்புகளையும் எளிமையாக இருக்கிற காஃபி கப்புகளையும் நீங்கள் யாருமே எடுக்கலையே காஃபியோட சுவைக்கும் காஃபி கப்புக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை உங்கள் எல்லாருக்குமே உண்மையாக தேவைப்பட்டது காஃபி தான் காஃபி கப்பு இல்லை எந்த கப்பில் குடித்தாலும் காஃபி ஒன்று தானே அதோட சுவையும் ஒன்று தானே ஆனால் நீங்கள் எல்லாருமே சிறந்த காஃபி கப்புகளை எடுக்கணும் அப்படின்றதில் மிகவும் கவனமாக இருந்தீங்க மற்றவங்க எந்த காஃபி கப்பை எடுக்கிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் எல்லாருமே கூர்ந்து கவனிச்சிங்க உங்களோட முழு கவனத்தையும் காஃபி கப்பில் செலுத்திட்டு காஃபியை ரசித்து ருசித்து குடிக்க மறந்துட்டீங்களே வாழ்க்கை காஃபி மாதிரி தான் வேலை பணம் மற்றும் புகழ் காஃபி கப்பு மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பணம் தேவை ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை ஆகாதே நீங்கள் எல்லாருமே வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதோட கருவிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது தான் பிரச்சனைகளுக்கு காரணம் மகிழ்ச்சியாக இருக்கிற மனிதர்கள்கிட்ட எல்லாமே தலை சிறந்தவைகளாக இருக்கிறதில்ல தங்களுக்கு கிடைக்கிறதையே அவங்க தலை சிறந்தவைகளாக கருதுகிறாங்க அதனால தான் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு அந்த ஆசிரியர் சொன்னார் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்